सच्चिदानंद रूपाय सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नुमः वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने आदि कवये मुह्यन्ते यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि सवा वा एष तदा दृष्टा नापश्यत् दृश्यमेकराट् मेने असन्तमिव आत्मा सुप्तशक्ति असुप्तृक् स वा एतस्य शक्ति सदसदात्मका मायानाम महाभाग यया इदं निर्ममे विभुः कालवृत्त्या तु मायायां गुणमय्याम् अधोक्षजः पुरुषेण आत्मभूतेन वीर्यमाधत्त वीर्यवान् ததோ அபவத் மகத் தத்துவம் அவ்வக்தாத்து காலச்சோதிதாத்து விஜானாத்மா ஆத்மதேகஸ்தம் விஸ்வம் வியஞ்சன் ஸ்தமோ நுதா சிருஷ்டி கிரமத்தை பத்தி மைத்ரேயர் விதுரருக்கு சொல்லிட்டு இருக்கார் எப்படி பகவான் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணாரோ நாலு ஸ்லோகங்கள்ல அதே போல இங்க வந்து மைத்ரேயருக்கு உபதேசம் பண்றார் யாருன்னா பகவானே கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பூ உலகத்தை விட்டுட்டு வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மைத்ரேயரை பார்த்து அவர் உபதேசம் பண்றார் உத்தவருக்கு முதல்ல உபதேசம் பண்ணி அவரை அமிச்சுட்டு முன்னாடி அதுக்கப்புறம் பின்னாடி மைத்ரேயருக்கு உபதேசம் பண்ணும் பொழுது நீ விதுரருக்கு சொல்லிட்டு போ அப்படின்னு சொன்னதுனால விதுரர்கிட்ட வந்து இப்போ அந்த சிருஷ்டி கிரமம் மேலும் பகவானுடைய செயல்கள் லீலைகள் எல்லாத்தையும் இங்க வந்து வர்ணிக்க போறார் மைத்ரேயர் so he starts from the beginning essentially Bhagavatam இங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு ஒண்ணு வச்சுக்கலாம் கொஞ்சம் நமக்கு வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்தும் இருந்து ஆரம்பிக்கிறது இங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அதாவது ஒவ்வொருத்தர் சொல்லக்கூடிய பாகவதம் அந்தந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் வேற வழி இல்ல ஏன்னா ஸ்ரீ சுகர் பரீட்சத்துக்கு சொல்றதுதான் நமக்கு பாகவதம் அவர் சொல்றதுமே நான் என்னமோ நான் புதுசா வந்து கிரியேட் பண்ணி நான் என்னோடத வந்து ஒப்பீனியனேட்டடா நான் சொல்றேன்னு நீ நினைச்சுக்காத இதெல்லாம் ஒவ்வொருத்தர் இன்னொருத்தருக்கு சொன்ன விஷயத்த ஐ எம் ஜஸ்ட் ஒரு ஒரு டூல் மாதிரி ஒரு மீடியம் மாதிரி நான் வந்து அவ சொன்னதை நான் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் இது எதுவுமே நானா கல்பிச்சு நான் சொல்றதுங்கிறது கிடையாது அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக தான் இத்தனை நமக்கு வந்து கான்வர்சேஷன் ட்ரீ வருது இவர் அவருக்கு சொன்னார் அவர் அவருக்கு சொன்னார் அப்படின்னு வரும் பொழுது it is just to show that it is a never ending tradition that is constantly there இந்த இந்த ஓரல் ட்ரெடிஷனுங்கிறது உங்களுக்கு வந்துருக்கு இருக்கு அது முன்னாடி வந்து சின்ன சின்னதா சொன்னது இப்போ விவரமா மைத்ரேயர் விதுரருக்கு சொன்னதை தான் இப்போ நான் வந்து சொல்ல போறோம் அப்படிங்கிற மாதிரி அது புரியறது இட் இஸ் ஜஸ்ட் ஒரு சொல்ற மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி இருக்கு இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தர் அவாவா சொன்னத மனசுல வச்சுண்டு இன்னொருத்தருக்கு சொல்றாங்க எதோட முடிச்சோம்னா அவர் சிருஷ்டி கிரமத்தை ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல பகவான் ஒன் ஒரே ஒரு பர்சனாக தான் இருந்தார் ஏகம் ஏவ அத்விதீயம் பிரம்மா அப்படி இருந்த ஆத்மஸ்வரூபம் பரமாத்மஸ்வரூபம்ங்கிறது மாயங்கிற தன்னுள்ள இருக்கக்கூடிய மாயாசக்தி வந்து தெரியாம இருந்ததுன்னா தனக்குள்ள இருக்கிறது தெரியாமல் இல்லைங்கிறது இல்ல அது தூங்கி கொண்டிருந்தது அதை வந்து கலப்பல்ல அவர் அவ்வளவுதான் ஆத்மனி ஏவ சந்துஷ்டகா ஆத்மஸ்வரூபகா அது அப்படியே இருந்துட்டு இருக்கும் பொழுது எந்த ஒரு கொந்தளிப்பும் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாத பொழுது அந்த இடத்துல சக்தி மாயையினுடைய ஒரு தேவை இல்லை there was no necessity for maya to act at that point அதனால சுப்த சக்தி ஹி ஆனா அசுப்தத் இருக்கு அவருடைய கான்சியஸ்னஸ் அங்க வந்து தூங்காம தான் இருந்தது அதுக்கப்புறம் இந்த மாயையினுடைய ஒரு மூன்று குணங்கள் இருக்கக்கூடிய அந்த மாயை தன்னுள்ள இருக்கக்கூடிய சக்தி தான் அது அந்த சக்தி சத்து அசத்து ரெண்டுமாக இருக்கக்கூடியது அந்த மாயையில காலத்தினுடைய ஒரு மகிமையினால ஒரு கொந்தளிப்பு அல்லது இல்லைன்னா அது வந்து மனசுங்கிறது எப்பவுமே சாதாரண நிலைமையில இருக்கக்கூடியது காலம் சர்க்கம்ஸ்டான்சஸ் சூழ்நிலை இதெல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு கொந்தளிப்பு உண்டாகும் அதனால சில விஷயங்கள் மாறுதல்கள் விகாரங்கள் ஏற்படும் அதுல முதல் விகாரமாக மகத்தத்துவம்ங்கிறது ஏற்பட்டது இந்த மகத்தத்துவம்லதான் உங்களுக்கு வந்து அது விஸ்வத்தை அவர் உலகத்தை வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சர் தன்னுடைய தேகத்திலேயே இருந்துண்டு தன்னுடைய ஒரு சரீரத்திலேயே இந்த விஸ்வத்தை உலகத்தை அவர் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சார் தமச விலக்கி அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் ஒரு சிலையில எப்படி வேண்டாத விஷயங்களை ஒதுக்கி ஒதுக்கி எப்படி ஒரு சிலைய சிலைக்கு ஒரு உருவம் கொடுக்கிறாரோ ஒரு வடிவம் கொடுக்கிறாரோ அந்த மாதிரி இங்க பகவான் தன்னுள்ளேயே அப்போ இந்த உலகமே அவர்தான் தமசுங்கிறத சிலதை விலக்கிட்டு அதுல வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுது ஸோ விஷ் விஸ்வம்ங்கிறது இந்த உலகம்ங்கிறது உண்டாக ஆரம்பிச்சுது அதுல மகத்தத்துவம் முதல்ல மகத்தத்துவத்துக்காக அதுக்கப்புறம் அகங்கார தத்துவம் அகந்தத்துவம் ஆரம்பிக்க போறது சோ அப்படி அம்சகுண கால ஆத்மா பகவத் கோச்சரா ஆத்மானம் வியகரோத்து ஆத்மா விஸ்வசிய அஸ்ய சிசிருக்ஷயா அகங்கார உற்பத்தி ஆக சார்தாபியம் அப்படிங்கிறார் இந்த இடத்துல வந்து அகங்காரத்தினுடைய உற்பத்தி அதை வந்து சார்தாபியம்னு ஒன்றரை ஸ்லோகத்துல உங்களுக்கு வந்து அகந்தத்துவத்தை சிருஷ்டி பண்றத காமிக்கிறார் சோ என்ன இங்க சஹா அபி அம்ச குண கால ஆத்மா அம்சங்கிறதுக்கு அம்சா சித் ஆபாசா விச் இஸ் நிமித்தம் குணாக உபாதானம் காலக க்ஷோபக ததாத்மா தததீனக பகவான் சர்வாத்தியக்ஷா அவர்தான் திருஷ்டி கோச்சரகா சன்னு அவரே தான் வந்து கண்ணுக்கு தென்படுற மாதிரி ஆனர் என்ன அர்த்தம் இதுல சோ அபி அந்த முன்னாடி மகத்தத்துவமாக இருந்த அந்த பகவானே இப்போ அம்ச குண கால ஆத்மா இதுக்கு உட்பட்டவராக எப்போ அவர் வந்து சிருஷ்டிங்கிறத ஆரம்பிக்கிறார் அவருடைய அம்சம் அம்சம்ங்கும் பொழுது ஜீவாத்மா சோ சித்தனுடைய ஒரு ஆபாசம் சித் பிரதிபிம்பம் இந்த சூரியனுடைய எக்ஸாம்பிள் சொன்னேன் உங்களுக்கு அந்த ஜீவராசிகள் அது நிமித்த காரணமாக ஆகிறது குணங்கள் அந்த குணங்கள் வந்து உபாதான காரணமா இருது குணம்ங்கிறது சத்வ ரஜஸ்தமஸ் மூன்று குணங்கள் காலம் காலம்ங்கிறது தான் அந்த ஒரு ஒரு கலக்கத்தை உண்டு பண்றது க்ஷோபகா இதுக்கு ஆத்மா ஆத்மாங்கிறச்சு தது அதீனஹா இதுக்கு அதீனமாக இருந்து கொண்டு சுச்சித் சித் ஆபாசம் அதாவது நிமித்த காரணமாக இருக்கக்கூடிய தன்னுடைய அம்சம் நிமித்த காரணம்ங்கிறச்சு ஒரு பாட் எடுத்துட்டோம்னா அதாவது நிமித்த உபாதான இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நிமித்த காரணம் உபாதான காரணம் ஒரு இதை சாமான செய்யணும் புக் பண்ணணும் அப்படின்னா புக்கில் வந்து பேஜஸ் வேணும் பேஜஸ் உங்களுக்கு உபாதான காரணம் அந்த பேப்பருங்கிறது இல்லைன்னா ஒரு புக்குங்கிறது தயாரிக்க முடியாது அதனால அதுதான் மெட்டீரியல் காஸ்ட் உபாதான காரணம் இத வந்து செய்யக்கூடியவன் ஒருத்தன் அந்த காலமா இருந்ததுன்னா ஊசியை போட்டு புக்கு தைக்கிறதுன்னு உண்டு அதுல வந்து புக்கு தைக்கிறது மேனுவலா பண்ற ஒருத்தன் இருப்பான் இல்ல இன்னைக்கு மெஷின் இருக்கு மெஷினை வந்து ஓட்டுறதுக்கு ஒரு பர்சன் சுவிட்ச் போடுறதுக்காவது ஒரு பர்சன் இருப்பான் இவெல்லாம் நிமித்த காரணமா ஆகிறான் because they do not directly transform into the final product so they become the இந்த காஸ் நிமித்த காரணம்னு அதை சொல்றோம் இதெல்லாம் வந்து மெட்டீரியல் காசுங்கும் பொழுது எது அல்டிமேட்லி ப்ராடக்டா மாறிடுறதோ அதை வந்து உபாதான காரணம் or material cause it means குணங்கள் ஸோ குணங்கள்ங்கிறது தான் உங்களுக்கு மெட்டீரியல் காசா ஆகிறது விச் மீன்ஸ் குணங்கள் தான் உங்களுக்கு இந்த விஸ்வமாக சரீரமாக கண்ணு காது மூக்குன்னு உங்களுக்கு மாறுறது அதனால அது வந்து உபாதான காரணம் சத்வரஜஸ்தமோ ஆத்மகமான இந்த சரீரம் அதுல இந்த பகவானுடைய அம்சபூதமா இருக்கக்கூடியது நிமித்தம் விச் மீன்ஸ் அது வெறும் சாட்சி அந்த நிமித் அந்த சைதன்ய ஸ்வரூபம் இருந்தாதான் இந்த சரீரத்துக்கு ஒரு ஆட்டம் அந்த சைதன்ய ஸ்வரூபம் உள்ள ஆத்மாங்கிறது இல்லைன்னா பகவானுடைய அம்சபூதமான இந்த ஆத்மா இல்லைன்னா இது வெறும் பிணம் நடமாட போறது இல்லை அதனால குணங்கள்னால என்ன ஒரு நம்ம விஸ்வத்தை சிருஷ்டி பண்ணா கூட அதுல பகவத் அம்சபூதமாக ஒண்ணு இருக்கணும் அதுக்காக அம்ச குண காலம் ஏன்னா அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்களை அவர் வந்து சிருஷ்டி பண்றார் இதுக்கெல்லாம் அதீனமாக இருந்து கொண்டு பகவான் பகவத் திருஷ்டி கோச்சரகாங்கிறது பகவானேவ திருஷ்டி கோச்சரகா பவதி பகவானே கண்ணுக்கு தெரியும்படியாக ஒரு ஒரு உருவத்தை எடுத்துக்கிறார் ஒரு ஃபார்மா எடுத்துக்கிறார் அப்படிப்பட்டவர் பகவத் திருஷ்டி கோச்சரஹா சன்னு ஆத்மா ஆத்மாங்கிறச்ச இந்த இடத்துல மகத்தத்துவத்தை எடுத்துக்கணும் ஸ்வயம் ஆத்மானம் வியகரோத்து ரூபாந்தரம் அணையது எதுக்கு விஸ்வசிய அஸ்ய சிசிருக்ஷையா இவ்வுலகத்தை சிருஷ்டி செய்யணுங்கிற ஒரு ஆசையினால ஆத்மா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆத்மா மகத்தத்துவம் மகத்தத்துவமானது பகவானை திருஷ்டிகோச்சரமாக அதாவது கண்ணுக்கு தென்படுற மாதிரி அவரை செய்து கொண்டு இந்த காலம் அம்சம் குணங்கள் இவைக்கு அதீனமாக இருந்து கொண்டு ஆத்மானம் வியகரோத்து தன்னையே சிருஷ்டி செய்ததுங்கிறச்சு இங்க பிரம்மமே தன்னை வேறு ஒரு உருவமாக செய்து கொண்டது அப்படின்னா இந்த உலகமாக மாறிற்று தன்னை சிறுத்த அதாவது ஆத்மனா ஆத்மனைவ ஆத்மானம் சிருஷ்டுவா அப்படின்னா தன்னையே தானே தன்னுள் சிருஷ்டி செய்யறது இதுல யாதவா விதயத்துல வரும் ஸ்வஸ்மின்னேவ தேம்பர் தன்னையே தன்னிடத்திலேயே அவர் சிருஷ்டி செய்தார் அதுதான் இங்க மகத்தத்துவமானது அதாவது ஆத்மானையே சொல்றார் மகத்தத்துவத்தை மகத்துங்கிறதும் உங்களுக்கு பிரம்மத்தினுடைய ஒரு மாறுதல் தானே இல்லையா அது போல மகத்தத்துவமானது ஆத்மானம் வியகரோத்துங்கிறச்சு இந்த உலகத்தை சிருஷ்டி செய்யணுங்கிறதுக்காக ஆத்மா இந்த இடத்துல இது அகந்தத்துவம்னு எடுத்துக்கணும் அதனால்தான் அகங்கார உற்பத்தி ஆகன்னு ஃபர்ஸ்ட் பூர்வபீட்டிக்கால சொன்னாருங்க அவதாரிக்கையில ஸ்ரீதர சுவாமி சொல்றாரு சோ இருந்து அகங்காரம்ங்கிறது ஏற்பட்டது மகத்தத்வாது விகுருவானாத்து அகந்தத்துவம் வியஜாயத சோ பகவான் திருஷ்டிகோச்சரமா ஆகி தன்னை இந்த அம்சம் காலம் குணம் இவைகளுக்கு அதீனமாகி அவர் வந்து எல்லாருக்கும் தென்படுற மாதிரி தன்னையே தான் இன்னொரு ஒரு உருவமாக சிருஷ்டி செய்தார் எதற்கு அஸ்ய விஸ்வசிய சிசிருக்ஷயா இந்த உலகத்தை சிருஷ்டி செய்வதற்கு ஆசைப்பட்டு கொண்டு தன்னையே வேறு விதமாக உற்பத்தி செய்து கொண்டார் ஹி டிரான்ஸ்ஃபார்ம் ஹிம்செல்ஃப் பிகாஸ் அந்த ஆத்மஸ்வரூபமாக இருந்துட்டே இருந்தா அவரால் இவ்வுலகமாக ஆக முடியாது அதுக்கு தகுந்த மாதிரி சில மாறுதல்களை பண்ணிண்டாதான் you equip yourself to transform yourself into something else அது வரைக்கும் உங்களால முடியாது நம்ம வந்து நான் இப்போ வந்து இந்த மோடுலயே இருந்தேன் ஃபேமிலி மோட்லயே இருந்துட்டு இருந்தேன்னா என்னால I can transform myself here to teach I have to do some I have to equip myself with certain things and அதுக்கப்புறம் தான் என்னால டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது ஏற்படுத்த முடியும் அது போல நடக்கணும் அதுக்குன்னுட்டும் அந்த முன்னாடி இருந்த விசாலாட்சியும் இப்போ இருக்கிற விசாலாட்சியும் வேறங்கிறது கிடையாது it's same person but you equip yourself with certain different things in order to be able to transform yourself அதுக்காக இங்க சொல்றாரு சோ அபி अंश गुण काल आत्मा भगवद् दृष्टिगोचरः आत्मानं व्यकरोत् आत्मा विश्वस्य अस्य सिसृक्षया महत्तत्वात् विकुर्वाणात् अहन्तत्वं व्यजायत காரியகாரண கர்த்தாத்மா பூதேந்திரிய மனோமய இது என்ன அகங்காரத்தினுடைய லட்சணம் ரெண்டாவது லைன்ல இருக்கு ந அகங்காரஸ்ய லட்சணம் ஆக மகத்தத்வாத்து விகுர்வானாத்து அகந்தத்துவம் வியஜாயத இந்த அகந்தத்துவம்ங்கிறது எப்படி இருக்குன்னா காரிய காரண கர்த்திரு ஆத்மா காரியாத்மாவாகவும் இருக்கு அதாவது காரியபூதமாகவும் இருக்கு காரணபூதமாகவும் இருக்கு கர்த்திரு கர்த்தா பூ எது செய்யக்கூடியவனோ அதுவாகவும் இருக்கு இந்த அகந்தத்துவம்ங்கிறது தத்துவம்ங்கிறது அகம்ங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட் வந்தாதான் அந்த ஆட்டிடியூடு வந்தாதான் நான் இதை கொண்டு இந்த காரியத்தை செய்கிறேனுங்கிற ஒரு கான்செப்டே வர முடியும் காரியம் அப்படின்னா செயல் காரணம் அதுக்கு உண்டான ஒரு ரீசன் ஹேத்து கர்த்தா அப்படின்னு செய்பவன் இந்த ஒரு நாமன் கிளேச்சர் அகந்தத்துவத்துக்கு தான் உண்டு அது வரைக்கும் இருக்கக்கூடிய மகத்தத்துவத்துக்கு இந்த மாதிரி ஒரு நாமன் கிளேச்சருங்கிறது இருக்க போறதில்லை அதனால பூத இந்திரிய மனோமயா ஒவ்வொன்னையும் காரலேட் பண்ணிக்கணும் காரியபூதம்ங்கிறச்சு பூதங்கள் காரணமாக இருக்கக்கூடியது இந்திரியம் கர்த்தாவாக இருக்கிறது மனசு காரியபூதம்னா என்ன எதெல்லாம் வந்து சிருஷ்டி ஆகிறதோ அது பூதங்கள் பஞ்சபூதங்கள் அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் காரணபூதமாக இருக்கக்கூடியது இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான இந்திரியங்கள் கர்த்தாவா இருக்கிறது மனஹா மனச உந்தக்கூடிய தேவதைகள் இது வந்து இதையே நம்ம வந்து ரெண்டாவது ஸ்கந்தத்துல பார்த்துருக்கோம் இதை இப்போ சார்ட் மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன் எப்படி உங்களுக்கு வந்து மகத்தத்துவத்துல இருந்து அகங்காரம் வந்து அகங்காரத்துல வந்து உங்களுக்கு சாத்விகம் ராஜசம் தாமசம்னு மூன்று விதமான அகங்காரங்கள் ஒவ்வொன்னுத்துல இருந்து ஒவ்வொரு விதமானது வந்திருக்கு சாத்விகத்துல இருந்துதான் உங்களுக்கு மனசு அந்த மனசுக்கு உண்டான தேவதைகள் ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் உண்டான அதிதேவதைகள் உங்களுக்கு அதுலதான் இருக்கு அதனால்தான் ஸ்ரீதர சுவாமி இங்கே கர்த்திரு அப்படின்னு சொல்லும் பொழுது அதிதெய்வம் அந்த பூத்துக்கு ஆசிரியமாக இருக்கிறவர் மேலும் காரணம்ங்கிறச்சு அத்தியாத்மம் அத்தியாத்மம்னா காரணபூதமாக இருக்கும் இந்திரியங்கள் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் இவ்விரண்டுமே உங்களுக்கு வந்து ராஜசிகமான அகங்காரத்திலிருந்து வரக்கூடியது அதுக்கப்புறம் அதிபூதம்ங்கிறச்சு காரியபுஜாத்தமாக இருக்கக்கூடியது தாமசிக அகங்காரத்திலிருந்து வரக்கூடியது இது அடுத்தது அடுத்த ரெண்டு மூணு ஸ்லோகத்துல அது சொல்ல போறேன் சோ மகத்தத்துவாது விகுருவானாது அகந்தத்துவம் வியஜாயத அகங்கார தத்துவம்ங்கிறது உண்டாச்சு அந்த அகங்கார தத்துவம் எப்படி இருக்குன்னா அதனுடைய விசேஷனம் காரியகாரண கர்த்தாத்மா பூதேந்திரிய மனோமயா வைகாரிகா தைஜசாச்ச ச தாமசஸ்ச இத்தி அகம் திரிதா அகங்காரம் அகந்தத்துவம்ங்கிறது மூன்று விதம் வைகாரிகா வைகாரிகா சாத்விகா விகாரத்தை விகாரத்தை கொண்டதுன்னு நம்ம வந்து இதை எடுத்துட்டோம்னா நமக்கு சரிப்பட்டு வராது சாத்விகாங்கிற அந்த விற்பத்தியை எடுத்துக்க வேண்டாம் Vaikarika is equal to Sattvika which mean சத்வகுண பிரதானமாக இருக்கக்கூடிய அகந்தத்துவம் தைஜசகாங்கிறச்சே ரஜோகுண பிரதானமாக இருக்கக்கூடியது ராஜசகா மூன்றாவது தாமசகா சோ தேவாஸ்ட வைகாரிகாக சாத்விக அகங்கார காரியபூதாக இத்தியர்த்தா தேவர்கள் எல்லோருமே அதாவது ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒவ்வொரு அதிதேவதை இருக்கு இந்திரன் அக்னி முதலியவர்கள் அந்த ஒவ்வொரு தேவதைகளுமே அகங்காரத்தினுடைய காரியமாக இருக்கக்கூடியவர்கள் ஆனா அதுலயும் சாத்விக அகங்காரத்தினுடைய காரியபூதம் யதா ஏபியா இந்திரிய அதிஷ்டாத்திருபியா தேவேபியா ஹேதுபியா அர்த்த அபிவியஞ்சனம் சப்தாதி பிரகாஷா பவதி ஏன்னா இவர்கள்ட்ட இருந்துதான் நமக்கு வந்து அர்த்த அபிவியஞ்சனம்ங்கிறது வருது அதாவது விஷயங்கள் நமக்கு வந்து புரியறது மேனிஃபெஸ்ட் ஆறுது அந்த தேவதா ஸ்வரூபம் அம்சபூதமாக நமக்குள்ள ஒரு சித்ஸ்வரூபமாக இல்லைன்னா ஒவ்வொரு தேவதை ஒவ்வொரு கண்ணுக்கும் காதுக்கும் மூக்குக்கும் ஒரு சித் ஒரு ஒரு தெய்வத்தம் அங்க வந்து உந்தனும் அந்த ஒரு தெய்வ சக்தி இருந்தாதான் அதது அதனுடைய வேலையை பார்க்கறதுக்கு ஒரு ஒரு சக்தி இருக்கு அதுக்கு அந் அந்த தேவதைகள் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டாத்திரு தேவதையா இருக்கக்கூடியது வந்து சாத்விக அகங்காரத்திலேருந்து வந்துடுது இந்திரியங்கள் வேலை செய்யறதுனால ராஜசிக அகங்காரத்திலேருந்து வருது தாமசம் வந்து என்னன்னா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஜடமாக இருக்கக்கூடிய அல்லது இப்ப கோலக்கம் வெறும்னு இந்த அவுட்டர் ரவுண்ட சொல்றோம் என்ன வெறும்னு இந்த கர்ண சஷ்குலி the parts are also there ஒரு நமக்கு எப்படி இந்த பார்ட் இருக்கோ அதே போல உங்களுக்கு வந்து ஒரு கார்ப்ஸ் ஒரு ஒரு டெட் பாடிக்கும் அந்த அந்த பார்ட்டுங்கிறது இருக்கதான் இருக்கு அது தாமசமானது அதுல வந்து அந்த இந்திரிய சக்திங்கிறது கிடையாது இந்திரிய சக்தி எப்போ வரும்னா ராஜசிகம் இருக்கும் பொழுது வரும் இந்திரிய சக்தியும் இருக்குமா இருக்கும் ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான தேவதா ஸ்வரூபம் அந்த அம்சபூதமான சித் ஸ்வரூபம் அங்க இல்ல அந்த சித்து சைதன்யம் இருந்ததுன்னா தான் அதை கிரகிச்சு அதை வாங்கிண்டு அதை ப்ராசஸ் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கும் அந்த பாடியில அதனால அந்த சேத்தனத்துவம் இல்லாத வரையில் சேத்தனத்துவம் உங்களுக்கு வராத வரையில் இட் இஸ் ஜஸ்ட் ஜடம் ஜடப்பொருள் தான் சோ சேத்தனம் தானே எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறது அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இத்தனை வேதாந்தங்களும் அந்த ஆத்மஸ்வரூபம் தான் நம்மள வந்து உள்ளுக்குள்ள இருந்து உந்தருது எல்லாத்தையும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு இது சோ அகந்தத்வாத்து விகுர்வாணாத்து மனஹா வைகாரிகாத்து அபூது வைகாரிகாத்து விகுர்வாணாத்து அகந்தத்வாத்து மனஹா அபூது மனசானது வைகாரிகாத்து சத்துவப்பிரதானமா இருக்கக்கூடிய விகுர்வானாத்து மாறுதலை அடையக்கூடியதான அகந்தத்வாத்து அகங்கார தத்துவத்திலிருந்து மனசுங்கிறது உண்டாச்சு சோ எத்தனை இங்க அப்ஜெக்டிவ் பிரதானமா இருக்கக்கூடிய அகங்காரம் அந்த சத்துவ பிரதானமாக இருக்கக்கூடிய அகங்காரம் அப்படியே இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை அது மாறுதலை அடைவது அடையணும்னு அது ஏற்படும் பொழுது விகுர்வானாத்து அது விகாரத்தை அடையும் பொழுதுதான் மனசாக மாறுதலை அடையிறது because it wants to experience certain things அப்போ உங்களுக்கு அது மாறுதலை அடையிறது சத்துவ பிரதானமா மனசு இருக்குன்னா அப்போ அதனுடைய இயற்கையான ஒரு நேச்சர் வந்து சத்துவம் அப்போ நம்ம மனசுல நல்லதை நினைக்கக்கூடிய ஒரு ஒரு சக்தி கொடுத்துருக்கான் இயற்கையாவே பகவான் அதுக்கு தேவையில்லாத நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு அதுல குழப்பிக்கிறோம்ல வைகாரிகாஸ்ட ஏ தேவாகா சத்துவ பிரதானமா இருக்கக்கூடிய தேவர்கள் அர்த்த எதகா ஏ தேவாகா வைகாரிக்காக சந்தி எதகா அர்த்த அபிவியஞ்சனம் சந்தி தே அப்படி வைகாரிகாத்து அகந்தத்வாத்து அபூத்துன்னு போட்டுக்கணும் கனெக்ஷன் எப்படி போட்டுக்கணும்னா ஏ தேவாக எந்த தேவர்கள் வைகாரிக்காக அல்லது எதகா ஆமா ஏ தேவாக எந்த தேவர்கள் வைகாரிக்காக சத்துவப்பிரதானமாக இருக்கிறார்களோ எதகா எவர்களிடமிருந்து உங்களுக்கு அர்த்த அபிவியஞ்சனம் சப்தாதி பிரகாஷகா அந்த தேவதைகள் வந்து நமக்கு உந்தரத்துனாலதான் உள்ளுக்குள்ள பிரேரணை பண்றதுனாலதான் நமக்கு வந்து சப்தத்தினுடைய கிரகணம் ஏற்படுறது அர்த்த அபிவியஞ்சனம்னா the objects of the world all manifest in our mind because of the shakti அந்த சக்தி உள்ளுக்குள்ள இருந்து நம்மளை வந்து பிரேரணை பண்றதுனாலதான் ஆகையினால அவைகளை வைகாரிக்காக சாத்விக பிரதானமாக இருக்கக்கூடியவைன்னு சொல்லி அந்த தேவர்கள் உங்களுக்கு அதுவும் அகங்கார தத்துவத்திலிருந்து வந்தது அதுவும் சத்துவப்பிரதானமான அகங்காரத்திலிருந்து வந்திருக்கு வைகாரிக தைஜச தாமசஸ்ச அகம் திரிதா அகம் தத்வாத்து விகுர்வாணாத்து மனோ வைகாரிகாத்து அபூத்து வைகாரிகாச்ச ஏ தேவாக அர்த்த அபிவியஞ்சனம் யதா ஸோ இப்போ இந்த சார்ட்டு போனது காமிச்சது மாதிரியே தான் இது ஸோ முதல்ல பிரகிருதி மாயைங்கிறது இருக்கு அதுல மகத்தத்துவம் மகத்தத்துவத்திலேருந்து அகங்காரம் அகங்காரத்துல உங்களுக்கு மூன்று விதம் சாத்விக அகங்காரம் ராஜசிக அகங்காரம் தாமச அகங்காரம் அடுத்த ரெண்டு ஸ்லோகத்துல வந்து தாமச அகங்காரத்தை பத்தியும் ராஜச அகங்கார பத்தியும் சொன்னார் இப்போ இது வரைக்கும் நமக்கு சொன்னது என்ன மனசு அதுக்கப்புறம் பத்து தேவதைகள் இந்த பத்து தேவதைகள் உங்களுக்கு சாத்விக அகங்காரம் அதாவது வைகாரிக அகங்காரத்திலிருந்து உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்றார் அடுத்தது ராஜசிக இருந்து உங்களுக்கு பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம் வரப்போகுது ஞானம்னாலே உங்களுக்கு சத்துவம் தானே அப்படின்னு எடுத்துக்கூடாது அந்த ஞானம்னாலே there is an activity in that knowledge இது வந்து ஆத்மஸ்வரூபத்தினுடைய ஞான ஸ்வரூபம்ங்கிற ஒரு ஞானேந்திரியம் இல்ல இது வந்து நமக்கு துச்சமாக இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சிற்றறிவுகள் அதெல்லாம் இப்போ அறியக்கூடிய விஷயம்ங்கிறதுனால அது வந்து யூ நீட் ஆக்டிவிட்டி இந்த brain for to to understand all these things அந்த ஞானம் பெறுவதற்கு ஆகையினால அது ராஜச அகங்காரத்திலேருந்து வந்ததுங்கிறோம் தாமச அகங்காரத்திலிருந்து தான் பஞ்ச தன்மாத்திரைகள் பஞ்சபூதங்கள் இவைகளெல்லாம் வந்திருக்கு உங்களுக்கு ஸோ மேல சாத்விக அகங்காரத்திலிருந்து எப்படி இந்த பத்து தேவதைகள் இருக்கு அது வந்து திக்குகளுக்கு திக்கு ஸ்ரோத்ரம் ஞானேந்திரியம் ஞானேந்திரியத்துல இந்த ஞானேந்திரியங்கள் வந்து ஸ்ரோத்ரம் துவக்கு சக்ஷுகு ஜிஹ்வா இதெல்லாம் இப்ப சொல்ல போறது இல்ல அவர் நமக்கு வந்து நேர மேல போயிட போறார் இதெல்லாம் செகண்ட் ஸ்கந்தத்துல நம்ம பார்த்திருக்கோம் அதனால ஜஸ்ட் எந்த பத்து தேவதைகள் இந்த சாத்விக அகங்காரத்துல இருந்து வந்திருக்குங்கிறதுக்கு சொல்றேன் திக்குகள் வாத்த அதாவது வாயு அர்க்க சூரியன் பிரச்சேதாக வருணன் அஸ்வினி தேவதைகள் வன்ஹி அக்னி இந்திரன் உபேந்திரன் மித்ரஹாங்கிறது யமன் கஹா பிரஜாபதி ஒவ்வொருத்தரும் இதுல முதல்ல அஞ்சு அவங்களுக்கு அஞ்சு ஞானேந்திரியத்துக்கு அதிதேவதை அதுக்கப்புறம் அஞ்சு கர்மேந்திரியங்களுக்கு அதிதேவதைகளாக அடுத்த அஞ்சு தேவதைகள் இருக்கா இது வந்து இந்த இந்திரியங்கள் உங்களுக்கு ராஜச அகங்காரத்துல இருந்து வந்திருக்கு தேவதைகள் சாத்விக அகங்காரத்துல இருந்து வந்திருக்கு தைஜசானி இந்திரியாணி ஏவ ஞான கர்ம மயானிச்ச தமசகா பூத சூக்மாதிகி யதா கம் லிங்கம் ஆத்மனஹா காலமாயா அம்சயோகேன பகவத் வீக்ஷிதம் நபகா நபசகா அனுசிருத்தம் ஸ்பர்ஷம் விகுர்வன்னு நிர்மமே அநிலம் சோ தைஜசானி இந்திரியாணி ஏவ தைஜசானிங்கிறச்சு ராஜசிகம் ராஜச ஞானே ஞான கர்ம மயானி இந்திரியாணி ச தைஜசானி ஏவ தாமசா பூத சூக்மாதிகி யதக ஆத்மனா லிங்கம் கம் அப்படி எடுத்துக்கணும் சோ ஆகாசம் உண்டாயிற்று அப்படின்னு முடிக்க போறார் சோ முதல்ல வந்து ஞான கர்மேந்திரியங்கள் ஞானமயமான கர்மமயமாக இருக்கக்கூடிய இந்திரியாணி இந்திரியங்கள் எல்லாரும் எல்லாமே தைஜசானி ஏவ ராஜசிக அகங்காரத்திலிருந்து உண்டானவை தைஜசானி ராஜசிகமானவை எது ஞான ஞான கர்ம மயானி இந்திரியாணி ஞான கர்ம மயானி இந்திரியாணி தைஜசானி இவைகள் உங்களுக்கு தைஜசம் சோ தைஜசானி ஏவ இது அன்வயா தைஜசானி தான் இவைகள்லாம் ராஜசம் தான் ஏன் அந்த ஏவகாரத்தை அங்க போடணும்னா ஞானமயானாம் சாத்விகத்துவ சங்கா மாபூத் இது ஏவகாரா ஞானமயமா இருந்துருச்சுன்னா சத்து பிரதானமாச்சே சத்துவம் ஞானம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னுட்டு நம்ம தெரிஞ்சிருக்கோமே ஞானம் இஸ் ஈக்குவல் டு பிரம்ம அப்போ அது சத்துவம் தானே அப்படிங்கிற ஒரு சங்கா ஒரு டவுட் நமக்கு ஏற்படலாங்கிறதுனால ஞானமயமாக இருந்தாலும் உங்களுக்கு அவைகள் ராஜசிகம் தான் சாத்விகம் கிடையாதுங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக ஏவகாரம் போட்டிருக்கு ஏவ அதுக்கப்புறம் தாமசகா தாமச அகங்காரத்திலிருந்து பூத சூக்மாதிகி பூதசிய சூக்மசிய சப்தசிய ஆதிகி காரணம் முதல் தாமச அகங்காரத்திலிருந்து பூதங்களுக்கு சூக்ம பூதமாக இருக்கக்கூடிய சப்தம் அந்த சப்தத்துக்கு சப்தமான அதுக்கு ஆதி காரணமாக இருக்கக்கூடியது எதுன்னா தாமசம் சோ எப்படி அன்வயம் வருதுன்னா பூத சூக்மசிய ஆதிகி தாமசா பூத சூக்மம் எது பூதங்களினுடைய சூக்ம பூதமாக இருக்கும் தன்மாத்திரைகள் சப்த தன்மாத்திரை செகண்ட் ஸ்கந்தத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்றேன் செகண்ட் ஸ்கந்தத்துல வந்து பஞ்ச தன்மாத்திரைகள் முதல்ல ஏற்பட்டது பஞ்ச தன்மாத்திரைகள் இருந்து பஞ்ச பூதங்கள் ஏற்பட்டதுன்னு சொல்லியாச்சு ஆனா இந்த மூணாவது ஸ்கந்தத்துல எப்படி ஃபாலோ பண்றாருன்னா ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னிஹி அக்னேராபகா அத்ய பிருத்திவி அப்படி வந்து அந்த ஃபார்மேட்டை வந்து ஃபாலோ பண்றார் ஆனாலும் தன்மாத்திரைகள்ல இருந்துதான் இந்த பஞ்சபூதங்கள் வந்ததுங்கிறதுக்கு முதல்ல சப்தத்தினுடைய உற்பத்தி ஏற்பட்டது ரைட்டா சப்தத்திலிருந்து நபஸ் ஆகாசம்ங்கிறது ஏற்பட்டது ஆகாசத்திலிருந்து ஸ்பர்ஷம் ஸ்பர்ஷத்திலிருந்து வாயு இப்படி போக போறார் அவர் இட்ஸ் ஆல் எதுல இருந்து எது உண்டாச்சுங்கிறது இது கரெக்டா அது கரெக்டா அப்படிங்கறதெல்லாம் விசாரணையை விட உங்களுக்கு தாமசமாக இருக்கக்கூடிய அகங்காரத்துல இருந்துதான் பஞ்ச தன்மாத்திரைகள் உண்டாச்சு அதுல இருந்துதான் பஞ்ச பூதங்கள் உண்டாச்சுங்கிறது தீர்மானம் ஒவ்வொரு பூதத்தினுடைய அம்சம் இன்னொரு பூதத்துல இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக இன்னும் விவரமா இதுல சொல்றார் அங்க வந்து கன்சைஸா சில இடங்கள்ல சொன்னார் இங்க வந்து இன்னும் ஒரு டிஸ்கிரிப்டிவா சொல்றார் சோ எப்படி அண்மையம் இங்க எப்படின்னா பூத சூக்ம ஆதிகி பூத சூக்மசிய பூதங்கள் பஞ்சபூதங்கள்ல இருக்கக்கூடிய ஆகாசம் ஆகாசத்தினுடைய சூக்ம பூதமாக இருக்கும் சப்தம் சோ பூத சூக்மாங்கிறச்சே ஆகாசத்தின் சூக்ம பூதம் தன்மாத்திரையான சப்தம் சப்தத்தினுடைய ஆதிகி காரணம் எது தாமசா தாமச அகங்காரம் தான் சப்தத்தினுடைய காரணம் யதா எந்த சப்தத்திலிருந்து கம் ஆத்மனஹா லிங்கம் கம் ஆத்மனஹா தன்னுடைய லிங்கம் ஸ்வகுண சப்த ரூபேண பிரகாசகம் ஹிருதய ஆகாசத்தையாவா அல்லது லிங்கம் சரீரம் ஆகாச சரீரம் பிரம்ம இது ஸ்ருதேகே ஆகாசமானது பிறந்தது சப்தத்திலிருந்து கம் கங்கிறது ஆகாசம் சப்த தன்மாத்திரையிலிருந்து உங்களுக்கு ஆகாசம் உற்பத்தி ஆச்சு அந்த உற்பத்தியான ஆகாசம் எப்படிப்பட்டதுன்னா ஆத்மனகா லிங்கம் ஆத்மஸ்வரூபத்தினுடைய பரமாத்மஸ்வரூபத்தினுடைய லிங்கம் சரீரம் அதனுடைய சூக்ம பூதம் அல்லது எப்படி எடுத்துக்கலாம் ஸ்வகுண சப்த ரூபேண பிரகாசகம் அந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய குணமான சப்தம் அந்த சப்தத்தை எது பிரகாசிக்க வைக்கிறதுன்னு ஈதர் ஸ்பேஸ் ஆகாசம் தான் உங்களுக்கு வந்து சப்த குணகம் ஆகாசம் சப்தத்தை தெரிவிக்க கூடியதாக இருக்கு பகவானுடையதுதான் ஃபர்ஸ்ட் வந்து சப்தம்ங்கிறது நாத பிரம்மம்னு சொல்றோம் அதை அதனால சப்தம்ங்கிறது is always a representation of பரபிரம்ம ஸ்வரூபம் அதனால்தான் அது முதல்ல உற்பத்தி ஆச்சு நமக்கு வந்து பர்சீவபிள் திங்ஸ்ன்னு எடுக்கும் பொழுது the most subtle form that is that is experienced என்னன்னா சப்தம் அந்த சப்தம் வந்து is the closest to Brahman that which is perceivable perceptible அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்ல எடுத்துட்டோம்னா அது the most subtle thing is சப்தம் அந்த சப்தம் தான் சப்த பிரம்மமாக நம்ம சொல்றோம் அதுதான் ஃபர்ஸ்ட் உற்பத்தி ஆனது அதுல இருந்து அது அதை வந்து எடுத்துட்டு செல்லக்கூடியதான ஆகாசமானது உற்பத்தி ஆச்சு காலமாயா மாயா சாரி பிரணவம் அந்த ஓம்ங்கிறது சப்த பிரம்மன் தானே ஆமா ஆமா ஓமனும் சொல்லலாம் அதே வந்து நாதம்னும் சொல்லலாம் அதுதான் ஓங்காரம் தான் உங்களுக்கு சப்த பிரம்மம்ங்கிறது இங்கே சப்தம்ங்கிற தன்மாத்திரையே சொல்ற சோ கால மாயா அம்ச யோகேன சரியா ஓகே கால மாயா அம்ச யோகேன இத வந்து ஒரு ரெப்படேஷன் மாதிரி உங்களுக்கு வரப்போறது ஏன்னா எவ்ரி சிருஷ்டிக்கு உற்பத்தி காரணம்ங்கிறது என்னன்னா காலம் காலத்தினுடைய ஒரு ஒரு கொந்தளிப்பு க்ஷோபம் அதனுடைய ஒரு கலக்கம் மாயா மாயையினுடைய ஒரு இது இருக்கணும் மாயை தான் உங்களுக்கு உபாதான காரணமா ஆயிடுறது அம்சம்ங்கிறது நிமித்த பூதமா இருக்கு இதனுடைய சேர்க்கையினால் பகவத் வீக்ஷிதம் நபகா பகவானால பார்க்கப்பட்டதான அல்லது உற்பத்தி செய்யப்பட்டதான அந்த நபகா ஆகாசம் நபசகா அனுஸ்ருதம் ஸ்பர்ஷம் ஆகாசத்திலிருந்து ஸ்பர்ஷம் உண்டாச்சு விகுர்வன்னு நிர்மமே அனிலம் ஸ்பர்ஷமானது விகுர்வன்னு அது மாறுதலை அடைந்து உங்களுக்கு அனிலம் காற்றை உற்பத்தி செய்தது சோ நபசகா ஸ்வஸ்மாது தன்னுடைய ஆகாசத்தில் இருந்து ஏன்னா தன்னுடைய ஆகாசம்ங்கிறது எப்படி இங்க வந்து லிங் ஆத்மனஹா லிங்கம்னு சொன்னார் ஆகாச சரீரம் பிரம்மன்னு சொன்னோம் சோ ஆகாசம் பிரம்மத்தினுடைய சரீரம்ங்கும் பொழுது தன்னுடைய ஆகாசத்தில் இருந்து அனுசிருதம் அப்படின்னா உத்பூதம் மேனிஃபெஸ்ட் ஆனது எதுன்னா ஸ்பர்ஷம் ஸ்பர்ஷம் மேனிஃபெஸ்ட் ஆச்சு அதுக்கப்புறம் விகுருவது ரூபாந்தரம் நயத்து அந்த ஸ்பர்ஷமானது வேறு ஒரு உருவத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது விகுருவன் விகுருவது அந்த ஸ்பர்ஷம் அனிலம் நிர்மமே வாயும் வாயுவை அது சிருஷ்டி செய்தது ஏவம் சர்வத்திர தன்மாத்திரத்வாரா பூத உற்பத்தி இது ஜாதவியம் சோ எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு முதல்ல தன்மாத்திரைகள் அந்த தன்மாத்திரையிலிருந்து பூத உற்பத்தி ஏற்படுறது அதாவது எப்படின்னா உம் அடுத்ததும் வருது இதுல பார்த்தேன்னா முதல்ல தாமச அகங்காரத்திலிருந்து சப்தம் உண்டாகிறது இந்த சப்தத்திலிருந்து ஆகாசம் ஆகாசத்திலிருந்து ஸ்பர்ஷம் அந்த ஸ்பர்ஷத்துல இருந்து வாயு வாயுல இருந்து ரூபம் ரூபத்துல இருந்து தேஜஸ் தேஜஸ்ல இருந்து ரசம் ரசத்துல இருந்து ஜலம் ஜலத்துல இருந்து கந்தம் உண்டாருது கந்தத்துல இருந்து பிருத்திவி உண்டாருது ஆனா பார்த்தோம்னா இது அஞ்சும் மகாபூதம்னு சொல்றோம் இந்த அஞ்சுத்தையும் தன்மாத்திரைகள்ங்கிறோம் ஏன் இப்படி ஆகாசத்துல இருந்து ஸ்பர்ஷம் உண்டாச்சுன்னா உங்களுக்கு இந்த இந்த ஸ்பர்ஷம்ங்கிறதுல சப்தத்தினுடைய ஒரு ஒரு குவாலிட்டியும் இருக்கு ரூபத்துல சப்தம் ஸ்பர்ஷம் ரெண்டு குவாலிட்டியும் இருக்கு ரசத்துல இது மூணுத்தினுடைய குவாலிட்டியும் ரசத்துல இருக்கு கந்தத்துல இது நாலுத்தினுடைய குவாலிட்டியும் இருக்கு அதனால்தான் இந்த ஒவ்வொன்னுத்தினுடைய ஒரு குவாலிட்டியை எடுத்துட்டு கடைசியில பிருத்திவிங்கிறது தான் the most grossest element that we can see is Prithvi அதுதான் இருக்கிறதுக்குள்ள ஸ்தூல பௌத்தமான ஒரு விஷயம் நம்ம பாக்குறது அதுல உங்களுக்கு சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம் எல்லாமே இருக்கு அதனாலதான் சிருஷ்டி கிரமத்தை இப்படி சொல்றோம் சரியா ஸோ மற்ற அடுத்த மூணு ஸ்லோகத்துலயும் இதை தான் அவர் சொல்றார் அனிலகா அபி விகுருவானகா வாயு வந்து விகுருவானகா மாறுதலை அடைந்து நபசா ஆகாசத்தினால பல அன்விதகா ஆகாசத்தினுடைய ஒரு பெரும் பலத்தினால் அன்விதகா சேர்க்கப்பட்டதாக இருக்கும் இந்த அனிலகா வாயு அப்போ சப்தத்திலிருந்து ஆகாசம் உண்டாயி ஆகாசத்திலிருந்து ஸ்பர்ஷம் உண்டாயி ஸ்பர்ஷத்திலிருந்து வாயு உண்டாருது இப்போ this vayu has the ability of akasham also ஆகாசத்தினால் நபசா உருபல அன்பிதா பெரும் ஒரு பலத்தை கொண்டதாக இருக்கும் இந்த வாயு ரூப தன்மாத்திரையை சிருஷ்டி பண்ணித்து ரூப தன்மாத்திரம் சசர்ஜ அதுக்கப்புறம் ஜோதிகி லோகசிய லோச்சனம் இந்த ரூப தன்மாத்திரைங்கிறது தான் ஜோதிஸ் அதுதான் வந்து ஒரு பிரகாசம் அந்த பிரகாசம்ங்கிறது தான் உலகத்துக்கே கண் அதுதான் கண்ணு பிரகாசம் இல்லைன்னா இதவந்தம் தமக்கிருஷ்ணம் ஜாயேத புவனத்ரயம் எது சப்தாஹ்வயம் ஜோதிர் ஆசம்சாரம் ந வரும் இதுல காவியாதர்சத்துல வந்து தண்டின் சொல்றச்சு இந்த உலகமே உங்களுக்கு வந்து சப்தம்ங்கிற ஒரு பிரகாசம் இல்லைன்னா உலகமே இருண்டு போயிடும் இதம் அந்தம் தமஹா கிருத்னம் ஜாயேத புவனத்ரயம் முவ்வுலகமும் புவனத்திரயம் அந்தம் தமக அப்படியே ஒரு கண் தெரியாத ஒரு இருட்டு கும் இருட்டுங்கிறோமே கம்ப்ளீட் அப்படியே பூசற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இருட்டு ஒண்ணுமே தெரியாது அந்த மாதிரி ஆயிடுமா இவ்வுலகமும் இது அந்தந்த மக்கிருஷ்ணம் ஜாயேத புவனத்திரயம் எதி சப்தாஹ்வயம் ஜோதிகி ஆசம்சாரம் நதீப்பியதே இந்த சம்சாரம் இருக்கிற வரையில் சப்தம்ங்கிற ஒரு ஜோதிஷ் வந்து பிரகாசிக்கலன்னா அதனாலதான் சகலத்துக்கும் உங்களுக்கு வந்து ஆதிபூதமா இருக்கக்கூடியது சப்தம் அந்த சப்தம் இல்லைன்னா எதுவுமே இங்க ஃபங்க்ஷன் ஆகாது ஜோதிஹி ரூப தன்மாத்திரைங்கிறது உங்களுக்கு ஒரு ஜோதிஷ் ஒரு பிரகாசம் அதுதான் இந்த உலகத்துக்கே கண்ணு மாதிரி இருக்கு அனிலேன அன்பிதம் ஜோதிஹி விகுர்வது பரவீக்ஷிதம் அது ஆதத்த அம்பக ரசமயம் காலமாயா அம்ச யோகதா காலமாயா யோகதா கால மாயா அது காலன் க்ஷோபகா மாயா உபாதான காரணம் அம்சபூதம் நிமித்த காரணம் இதனுடைய யோகதா இதனுடைய யோகத்தினால் அதனுடைய சேர்க்கையினால் இப்ப என்னாச்சு அனிலக அனிலேன அன்பிதம் ஜியோதிகி வாயுவுடன் சேர்ந்தது வாயு ஏற்கனவே ஆகாசத்தோட இருக்கு ஆகாசத்தோட சேர்ந்த இந்த வாயுவானது இப்ப என்ன ஆயிடுது வாயுவுடன் கூடினதான ஜியோதிஸ் ரூப அந்த ரூப தன்மாத்திரையானது விகுருவான் சாரி ஜோதிகிங்கிறது இதுக்கு வந்துட்டோம் அக்னிக்கு வந்தாச்சு இங்க சாரி ரூப தன்மாத்திரம் சசர்ஜ அதிலிருந்து ஜோதிகி லோகசிய லோச்சனம் சசர்ஜன்னு வரணும் ஜோ முந்தின ஸ்லோகத்துல நபா கால மாயா யோகேன காலம் மாயை அம்சம் இவைகளினுடைய யோகத்தினால் நபகா ஆகாசமானது பகவத் வீக்ஷிதம் பகவானால் பார்க்கப்பட்டது நபசகா பகவானால் பார்க்கப்பட்டதுங்கிறச்சு பகவான் வந்து அத தன்னுடைய கண் பார்வையில சாட்சிபூதமாக இருந்துட்டு இந்த சிருஷ்டியை செய்யற நபசகா அனுசிருத்தம் விகுர்வானாத்து ஸ்பர்ஷம் அனிலம் எல்லாம் முடிச்சோம் முடிச்சுட்டு அனிலோபி விகுர்வானகா நபசா உருபல அன்பிதகாங்கிறச்சு ஆகாசத்தினுடைய ஒரு பலத்துடன் கூடினதான அந்த வாயு இருக்கு வாயு எததது எதெல்லாம் சிருஷ்டி பண்ணித்துன்னா ரூப தன்மாத்திரம் சசர்ஜ அதுக்கப்புறம் லோகசிய லோச்சனம் ஜியோதிஹி அப்படி சசர்ஜ அப்படின்னு அன்மயம் அங்க சேர்த்துடணும் திருப்பியும் ரெண்டாவது தடவை சசர்ஜாவை சரியா சோ ரூபத்தன் மாத்திரையை சிருஷ்டி செய்து ஜோதிகி அதாவது அக்னியா இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு வந்து பிரகாச ஸ்வரூபமாக இருக்கும் அந்த ஜோதிஷையும் சசர்ஜ சிருஷ்டி செய்தது இல்ல இல்ல வாயுல இருந்து ஸ்பர்ஷம் வந்தது வாயுல இருந்து ரூபத்தன் மாத்திரை ரூபம்ங்கிறது வந்தது ரூபத்தில இருந்து உங்களுக்கு ஜோதிஷ் வந்தது அப்ப வாயுதான் இதுக்கு மூல காரணமா அக்னிக்கு அக்னியுடைய வாயோர் அக்னி ஆகாஷா வாயு வாயோர் அக்னி அக்னேராபா அப்படித்தானே சொல்றோம் வாயுல இருந்துதான் அக்னி ஏற்படுறது அதுல நடுவுல வந்து தன்மாத்திரைய உள்ள புகுத்துறார் அவ்வளவுதான் சோ வாயுல இருந்து ரூபத்தன்மாத்திரை வந்தது அந்த ரூபத்தன்மாத்திரை வாயுவனுடைய ஒரு பலத்தையும் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அக்னிய சிருஷ்டி பண்றது அடுத்தது அனிலேன அன்விதம் ஜோதிஹி விகுர்வது பரவீக்ஷிதம் பரவீக்ஷிதம் எல்லாமே பரம்பொருளானது வீக்ஷிதம் அது சாட்சிபூதமாக உட்கார்ந்துருக்கு பரவீக்ஷிதம் ஜோதிஹி உம் சரி சோ அனிலேன அன்பிதம் அனிலேன வாயுவனுடன் கூடினதான ஜோதிஹி அக்னியானது பரவீக்ஷிதம் ஜோதிஹி பரம்பொருளனால் பார்க்கப்பட்டதான அதனுடைய ஒரு சூப்பர்விஷன்ல இங்க வந்து அக்னிங்கிறது விகுர்வது மாறுதலை அடைந்து ரசமயம் அம்பகா ஆதத்த ரசத்துடன் ரச தன்மாத்திரையுடன் கூடினதான அம்பகா ஜலத்தை சிருஷ்டி செய்தது சோ விச் மீன்ஸ் முதல்ல அந்த ரச தன்மாத்திரைங்கிறது ஏற்பட்டது அந்த ரச தன்மாத்திரையில இருந்து உங்களுக்கு ஜலம்ங்கிறது உண்டாச்சு எதனால் கால மாயா அம்ச யோகதா அப்புறம் ஜோதிஷா அம்பகா சிருஷ்டம் ஜோதிஷினால அனுசம் சிருஷ்டம் அம்பகா இந்த ஜலம் எது வந்து சிருஷ்டி செய்யப்பட்ட இந்த ஜலமானது ஜோதிஷ் அதாவது அக்னியினால உங்களுக்கு அனுசம் சிருஷ்டம் சிருஷ்டி செய்யப்பட்டதான அம்பகா ஜலம் பிரம்ம வீக்ஷிதம் பிரம்மஸ்வரூபத்தினால் பார்க்கப்பட்டு குர் விகுர்வது அகேன் மாறுதலை அடைந்து கந்த குணாம் கந்தத்தை குணமாக கொண்டிருக்கும் மகிம் பூமியை ஆதாத் சிருஷ்டி செய்தது அல்லது மேனிஃபெஸ்ட் பண்ணிது உத் அப்படியே உத்பூத்தமா ஆக்கித்து எதனோட எதனால கால மாயா அம்ச யோகதா இதனுடைய ஒரு சேர்க்கையினால சரியா ஜோதிஷா அம்பக அனுசிருஷ்டம் விகுருவது பிரம்ம வீக்ஷிதம் மகிம் கந்த குணாம் ஆதாத் காலமாயா அம்ச யோகதா உம் அதுதான் இங்க சொன்னேன் ஆகாசம் சப்தத்திலிருந்து ஆகாசம் ஆகாசத்திலிருந்து ஸ்பர்ஷம் ஏற்பட்டுறது அதனோட அதுல இருந்து வாயு வாயுல இருந்து ரூபம் ரூபத்தில இருந்து தேஜஸ் தேஜஸ் தான் ஜோதிஹி ஜோதிஷ்ல இருந்து ரசம் ரசத்துல இருந்து ஜலம் ஜலத்துல இருந்து கந்தம் அதுக்குல இருந்து பிருத்வி பூதானாம் நப ஆதீனாம் எத்யத் பவ்ய அவர அவரம் தேஷாம் பர அனுசம்சர்காத்து யதாசங்கியம் குணான் விதுகு முன்னாடி முன்னாடி ஒரு ஒரு பூத்தத்துல இருந்து அடுத்த பூதம் ஏற்பட்டதுன்னு சொல்லும் பொழுது முந்தின இருக்கக்கூடிய பூதத்தினுடைய குணமானது இதுல தொடர்ச்சியாக வந்திருக்கு பின்வரும் குணத்தில் பின்வரும் பூதத்தில் சோ ஹே பவ்ய விதுரரே இதுல வந்து பாவ்யம் காரியம்னு இன்னொரு பாட்டம் சொல்றார் நமக்கு இங்க பவ்யங்கிற வேர்டு தான் இருக்கு அதனால பவ்யங்கிறத தனியா பிரிச்சுண்டு பவ்ய விதுரரே எத்யது அவரம் அவரம் ஏதேது உங்களுக்கு வந்து அவராவரம் அவரம்னு பின்வரும் குறைச்சலா இருக்கிறதுன்னு அர்த்தம் சின்னது அல்லது the one that was born later அப்படின்னு அர்த்தம் சோ அவரம் பரம்மங்கரிச்சு எது முன்னாடி வந்ததோ அவரம்ங்கிறச்சு எது பின்னாடி வர்றதோ சோ ஒவ்வொன்றும் எத்தியது அவரம் அவரம் காரியம் எதெல்லாம் உங்களுக்கு வந்து பின்னாடி பின்னாடி வரக்கூடிய காரியங்கள் இருக்கின்றனவோ அது எல்லாம் எதோடது பூதானாம் ஆதி பூதாதீனாம் இந்த நப ஆதீனாம் பூதானாம் தேஷாம் எத்யது அவரம் அவரம் இந்த நப ஆதீனாம் ஆகாசம் முதலிய பூதங்களினுடைய அவரம் அவரம் பின்வரும் பின்வரும் தொடர்ச்சியாக என்னென்ன பூதங்கள் உண்டோ தேஷாம் அவைகளுக்கு பர அனுசம்சர்காது முன்னாடி சிருஷ்டியானதுக்கு பின்னாடி தொடர்ச்சியாக வந்த காரணத்தினால பர அனுசம்சர்காது அதாவது பறைஹிங்கும் பொழுது காரணைஹி அனுசம்சர்காது பின் தொடர்ச்சியாக வந்த காரணத்தினால அவைகளுக்கு அதிக குணங்கள் இருக்கு யதாசங்கியம் குணானு விதுகு அந்த உத்தரோத்தரம் அதிகம் குணம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் காரண குணத்தையும் சேர்த்து இது எடுத்துன்னு வருது சோ ஆகாசத்துல சப்த குணம் மாத்திரம் இருந்ததுன்னா வாயுல சப்தமும் ஸ்பர்ஷமும் இருக்கு அக்னியில சப் யோசிச்சு பாருங்களேன் நீங்களே வந்து காத்துன்னு பார்த்தோம்னா காத்து சத்தம் சொல்றோம் இல்லையோ சத்தத்துல ஒரு ஸ்பர்ஷம் கிடையாது if you think of it sound is just sound by itself வெற ஸ்பர்ஷம்னு எடுத்துட்டோம்னா தடவரிச்சையே நமக்கு வந்து ஒரு சலசலன்னு ஒரு சத்தம் வரும் அதனால ஸ்பர்ஷத்துல உங்களுக்கு வந்து வாயுல definitely there is sound also sound aspect also ஆனா ரூபம் கிடையாது தெர் ரூபம்னு வரும்பொழுது ஒரு ஃபார்ம் எடுத்துட்டோம்னா there is a touch to it there is a sound to it அந்த மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பூதங்களுக்கு முன் பூதங்களினுடைய குணங்களையும் எடுத்துக்கொண்டு வருகிறது அனுசம்சர்காது சோ பூதானாம் நப ஆதீனாம் சோ இங்க வந்து எப்படி போட்டிருக்கார் பறைஹி காரணைஹி அனுசம்சர்காத்து யதா சங்கியம் யதா கிரமம் உத்தரோத்தரம் அதிகான் குணான் விதுகு ததாஹி நபசா சப்தயேவ குணா அந்ய அன்பய அபாவாத்து ஆகாசத்துல உங்களுக்கு சப்தம் மாத்திரம் குணமாயிருக்கும் ஏன்னா மத்ததெல்லாம் இன்னும் சிருஷ்டியே ஆகல வாயோஹோ ஸ்பர்ஷா ஆகாஷ அன்பயாது சப்தஸ்ட ஆகாசத்துக்கு பின்னாடி உற்பத்தியான காரணத்தினால வாயுவுக்கு ஸ்பர்ஷமும் இருக்கு அதனுடைய குணமான ஸ்பர்ஷமும் இருக்கு ஆகாசத்தினுடைய குணமான சப்தமும் இருக்கு ஏவம் தைஜசா தௌச்ச ரூபம் ச அம்பசா தானி ரசஸ்ச மஹியா சர்வே அப்படின்னா என்ன வன்னி அக்னிக்கு தௌ ரூபம் ச தௌ அங்கர்ச்சு ஸ்பர்ஷ சப்தௌ சப்த ஸ்பர்ஷவ் ரூபம் ச ரூபமும் இருக்கு அம்பசகா ஜலத்துக்கு தானி தானிங்கும் பொழுது சப்த ஸ்பர்ஷ ரூபாணி ரசஸ்ச ரசமும் இருக்கு மஹியாக சர்வே கந்தமும் சேர்ந்துடுறது அங்க அஞ்சு குணங்கள் பூமிக்கு இருக்கு சோ பூதானாம் நப ஆதீனாம் எத்யத் அவராவரம் எத்யத் பவ்ய அவராவரம் தேஷாம் பர அனுசம்சர்காது யதாசங்கியம் குணான் விதுகு ஏதே தேவாக கலா விஷ்ணோः காலமாயா அம்சலிங்கினா நானாத்வாத் ஸ்வக்ரியாணி ஈஷாக கிரியா அனீஷாக புரோச்சுகு பிராஞ்சலயா விபு இனிமே தேவர்கள் எந்த தேவதைகளை வந்து சிருஷ்டி பண்ணாரோ சாத்விக தேவதைகளை அந்த தேவதைகள் எல்லாம் கையை கூப்பிண்டு பிரம்மாட்ட சொல்றதாம் அந்த பரம்பொருள்கிட்ட விஷ்ணுகிட்ட யாரு வந்து சிருஷ்டி செய்தாரோ அவர்கிட்ட இப்போ தேவர்கள் பேச போறா சோ இதோட இருக்கட்டும் ஆகீஷா எஸ்யவதனே லக்ஷ்மி எஸ்யச்ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதய சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே மேடம் ஒரு டவுட் இருக்கு மேடம் சொல்லுங்க இந்த இது பிருத்திவியில சப்தம்ங்கிற குணம் எப்படி வருது ஜலத்துல இப்ப பிருத்திவியில ஏதோ ஒரு இதை மட்டும் எடுத்தா அதுல சப்தம்ங்கிற குணம் எப்படி வருது ஏன்னா ரூபம் கந்தம் அதெல்லாம் புரியுறது ரசம் கூட ஏதோ ஒரு டேஸ்ட் இருக்கலாம் அது தெரியறது சப்தம் எப்படி ஜலத்துக்கும் சப்தம் இல்ல அது கீழே போட்டா சத்தம் வரல நீங்க ஏதோ ஒரு காரியம் பண்றீங்க இல்லையா it should be within itself on its own அப்படி இருக்கணும் இப்போ ஜலம் எனக்கு நீங்க ஏதோ ஒரு கிரியேட் பண்ணி அந்த சப்தத்தை உண்டாக்குறீங்க பட் அது நேச்சுரலா இப்ப அதுல இல்லன்னா எப்படி சத்தம் வரும் என்ன கிரியேட் பண்ணாலும் உங்களால வந்து can you create a form for vayu பண்ண முடியாது அதனால விச் மீன்ஸ் ஏன் ஏன்னா வாயுல ஃபார்ம் இல்ல there is no form in vayu correct so நீங்க அக்னிக்கு வரும்போது ஃபார்மும் சொல்றேன் ஸ்பர்ஷமும் சொல்றேன் சப்தமும் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நாலாவது ஜலத்துக்கு வரும்போது அதனுடைய ப்ரீவியஸும் வருது வேற சப்தத்துல சப்தம் மட்டும் இருக்கு வாயுல ஸ்பர்ஷ சப்தம் இருக்குங்கிறீங்க கடைசியில வரும்போது எல்லாம் வந்துடுறது அது எப்படி அந்த சப்தம்ங்கிறது அது வருது ஓகே சோ அதுக்குள்ள இல்லைன்னா இட் கேனாட் மேனிஃபெஸ்ட் இப்போ ஜலம் வந்து டேஸ்ட் சொல்றேன் இல்லையா அதுக்கு நீங்க சக்கரை போடணும்னு அவசியமே இல்லை வெறும் அந்த இதுக்கே அந்த ரசம் இருக்கு ஜலமுக்கே ரசம் இருக்கு அத மாதிரி ஸ்வதகா அதுக்கு இருக்கணும்னு என்னுடைய ஸ்வதகா அதனுடைய குணம் கந்தம் பிருத்திவிக்கு உண்டான ஸ்வதகா குணம் கந்தம் பட் அதுல you can also smell you can you can also taste correct எல்லாமே கூட பண்ணலாம் ஆமா ஆனா இது அப்புறம் பாக்குறதுக்கு கண்ணுக்கும் தெரியறது எஸ் ஸ்பஷ்டமும் இருக்கு ஹார்டா இருக்கா சாஃப்டா இருக்கா நமக்கு நீங்க தொட்டு பாக்குறச்சே சத்தம் வருதா இல்லையா அதுல இருந்து இல்ல வரணும்னு அவசியம் அவசியம் இல்லைங்கிறது வேற அவசியம் இல்லைங்கிறது வேற there is a possibility of a sound or not maybe இந்த ரொம்ப இந்த அல்ட்ரா சவுண்டுங்கறால அந்த மாதிரி இருக்கும் இருக்கும் நமக்கு தெரியாம இந்த நீங்க இத பாருங்க கைய வந்து பிருத்திவி பூதம்னு ஒத்துக்கறல இல்லையா கைய வந்து பிருத்திவின்னு ஒத்துக்கறல இப்ப இப்படி பண்றச்சே சத்தம் வருதா இல்லையா கரெக்ட் புரிஞ்சிருது என்னன்னா ஸ்தூலமா நமக்கு அது இந்த இயர்னால கேட்க முடியாமது but there is some other sound which is ultra மாதிரி உள்ள இருக்குமா இருக்கும் அது நம்ம ஜலத்துல எப்படி நீங்க சவுண்ட் ஒத்துக்கிறீங்க ஆமா அது மாதிரி இல்ல இல்ல இன் கரெக்ட் நம்ம ரைட் மேடம் கரெக்ட் இப்போ ஜலத்துக்குள்ளேயே பாக்டீரியா கண்ணு பார்க்காது ம், Actually, சொல்லுங்க uh, Mm. uh, uh, every every uh, element has uh, an unmanifest nature, and uh, e- even sound can so sound also has that. And in fact, we say the silence is deafening. ம். <laughs> You know, we Madam- even go to the extent of saying silence is deafening. ம். You know, ம். so madam சமமா பார்க்கும்போது இருக்குமா இருக்கும் ஸ்தூலத்துல தெரியாது கரெக்ட் ஸ்தூலத்துல இப்ப கூட நீங்க வந்து இத வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம் பண்ணலங்கிறது வேற விஷயம் பண்றச்சே உங்களுக்கு அந்த சவுண்ட் மேனிபெஸ்ட் ஆறுதா இல்லையா உங்களுக்கு கேக்குறதா இல்லையா அது சரி அது அதுதானே முக்கியம் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு வந்து அப்படி பண்ணியும் வாயுல நம்மளால வந்து we are unable to see a form இந்த வாயு whatever activity you may do even even touch is actually is sort of சூக்ஷ்மம் only I can nobody else can describe my touch to somebody else புரிஞ்சு நீங்க சொன்னது இல்ல இப்ப ஃபயர் எடுத்துக்கோங்க ஃபயர்ல வந்து ரசம் இருக்கா இல்லையா இல்லன்னு தானே சொல்றோம் நீங்க நாக்குல வந்து நெருப்பு குச்சியை வச்சு பாருங்க உங்களுக்கு வந்து யூ கேனாட் டேஸ்ட் எனிதிங் ஆமா ஆமா கொஞ்ச நேரம் நீங்க வந்து சூடா பாலை சாப்பிட்ட உடனே ஒரு டேஸ்டும் உங்களுக்கு தெரியாது நாக்குல அப்போ இந்த ஹீட்டுக்கு ஃபயருக்கு உங்களுக்கு டேஸ்டே கிடையாது அதுக்கு ஸ்பர்ஷம் இருக்கு சவுண்ட் இருக்கு ஓகே ஓகே நீங்க என்ன சொல்றேன்னா எந்த வித ஆக்டிவேட் பண்ணினாலும் you will not be able to get the taste in the Agni you cannot get a form in the air அத மாதிரி அப்படி இங்க ஏதோ எந்த ஆக்டிவிட்டில சப்தத்தை உண்டாக்கலாமே ஓகே எனக்கு கிளியர் ஆச்சு with any type of activity it is impossible to produce the form for the shabda or அதாவது பை ஆன்டி நம்ம இது பண்ணனும் அதை வியதிரேக வியாப்தின்னு சொல்லுவோம் நெகட்டிவா வச்சுட்டு தான் நம்ம வந்து பாசிட்டிவா ப்ரூவ் பண்ண முடியும் potential is potential sound is potential had spelled out whole thing Maitreya yeah and uh, another uh, thing comes to my mind even though these are all uh, broken up for the for the benefit of understanding uh, the lord's capability is uh, so infinite all these things take place in uh, uh, nano na- nanosecond or femtosecond or whatever you know கர்ட்டனுக்கு பின்னாடி நடக்கிற விஷயம் நமக்கு தெரியல அப்பா